ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் நின்று நிலவட்டமாக வெல்கம் டு ரொம்ப ஈஸி நான் உங்கள் முகமது ரியாஸ் யூடியூப் வீடியோஸில் போடுற தம்னைல்ஸ் இருக்குது அந்த தம்னைல்ஸ் ஒரு புக்கோட கவர் மாதிரி ஒரு சினிமா போஸ்டர் மாதிரி அந்த எப்படி போயிட்டு இருக்கிற ஆடியன்ஸ் வந்து அதை பார்த்தோம்னா டக்குன்னு அட்ராக்ட் ஆகி வீடியோக்குள்ளே இழுத்துட்டு வர வைக்கிறது தம்னைல் தாங்க தம்னைனால வீடியோ வியூஸ் கிடைச்சிரும் சப்ஸ்கிரைபர்ஸும் கிடைச்சிருவாங்க ஆஹா இப்படி ஒரு வீடியோ பார்க்காம இருந்தால் தெரியாம இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரை சப்ஸ்கிரைபரும் கிடைக்க வைக்கிறது தம்னைல் தம்னைலில் சில முக்கியமான ஐ கேச்சிங்காக செய்ய வேண்டிய நிறைய சில வேலைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ லென்த்தியாக தான் இருக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்போவுமே ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட தம்னைலை பற்றி நீங்கள் முதலே வந்து ஐடியா பண்ணி வச்சுருங்க முதல்ல கஸ்டம் தம்னைல் போடுறதுக்கு யூடியூபே வந்து மூணு மூணு டிஃப்ரெண்ட்டான ஒரு தம்னையில் வந்து அதே வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க வீடியோலேருந்து கஸ்டம் தம்னையில் போடுறக்கு உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து மொபைலை வெரிஃபிகே வெரிஃபை பண்ணி வச்சுக்கிறது முக்கியமான சப்ஜெக்ட்டுங்க ரெண்டாவது உங்கள் தம்னைல்ஸ் வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும் ரெட்டு பிளாக் ஒயிட் இந்த மூணு கலர் தவிர்த்துருங்க யூடியூபோடைய வெப்சைட்டோட பேசிக் கலர் என்ன என்னென்னு யோசனை பண்ணி பாருங்கள் red red colour logo black colour letters white background நீங்கள் அதே மாதிரி கலர் கலர் ஸ்கீமில் நீங்கள் தமிழில் உங்களுடைய தமிழையும் போட்டிங்கன்னு சொன்னால் அது அது என்ன ஆகாதுங்க அது அந்த வெப்சைட்டோட மிங்கில் ஆயிரும் தெரியாது அமுந்து போயிடும் உள்ளே போயிடும் ஆனால் அடிக்கிற மாதிரி எரிக்கிற பச்சை கலர் எரிக்கிற ப்ளூ கலர் அதே மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நல்ல கான்ட்ராஸ்ட் கலரில் டல் கலரில் இருக்காமல் கான்ட்ராஸ்ட் கலரில் யூடியூப்புடைய வெப்சைட்டுக்கு ஆப்போசிட்டான கலரில் அந்த மாதிரி போட்டுக்குங்க தமிழில் ஹியூ ஹியூமன் ஃபேஸஸுக்கு ரொம்ப வேல்யூ ஜாஸ்தி இருக்குது மனித மனம் வந்து முகத்தை பார்க்கும்போது டக்குன்னு அட்ராக்ட் ஆகிறாங்க நீங்கள் உங்கள் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படி கண்ணை விடிச்சு ஆச்சரியப்படுற மாதிரி சோகமாக இருக்கிற மாதிரி இல்லை ஒரு அப்படி சிந்திக்கிற மாதிரி இப்படி பலவிதமான எமோஷன்ஸ் வந்து ஃபேஸில் காமிச்சு நீங்கள் தமிழில் போட்டீங்கன்னு சொன்னால் அது அதை பார்த்துட்டு டக்குன்னு ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க அதே மாதிரி டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள் எழுத்துக்கள் ஆட் பண்ணுங்கள் பெரிய போல்டு லெட்ரஸாக ஒரு பத்து எழுத்து ரெண்டு வாரத்தை மூணு வாரத்துக்குள்ள போடுங்க நீங்கள் உங்கள் வீடியோக்கு போகிற ஃபுல் லென்த் டைட்டிலையும் வந்து என்ன பண்ணக்கூடாது ஐநூறு ரூபாய் செலவில் மூணாறு சுற்றுலா எப்படி போகலாம் அப்படிங்கிறது டைட்டில் வச்சிருக்கிறீங்க அதையவே அந்த சின்ன தமிழ்நெலுக்குள்ளேயும் வந்து ஐநூறு ரூபாய் செலவில் மூணாறு சுற்றுலா அப்படின்லாம் போடாதீங்க சிம்பிளாக கடவுளின் தேசம் காட்ஸ் ஒன் கண்ட்ரின்னு சொல்கிறாங்களே கேரளாவை கடவுளின் தேசம் அப்படின்னு போடுங்க இல்லைன்னா நேச்சர்ஸ் பியூட்டி அப்படி ஒரு நாலு நறுக்கு தெரிச்ச மாதிரி வெட்டோன்னு துண்டு ரெண்டுங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு இது மட்டும் போடுங்க வாவ் அப்படின்னு மட்டும் போடலாம் அமேசிங் அப்படி ஏதாவது எழுத்து இருக்கணும் ஆனால் இப்படி தான் இருக்கணும் தே தேவையில்லை ஒரு கேக்கே பண்ணுறீங்க நோ அதில் வள வள வளன்னு வந்து நோய் மைதா நோய் இது இப்படி எல்லாம் எல்லாமே போடுறத விட சிம்பிளாக எம்மி இந்த மாதிரி சிம்பிளாக வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்கள் தம் தம் நைன்ஸில் கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணுங்கள் ஏரோ மார்க்கு ரவுண்டு குறியீடு பண்ணுறது இல்லைன்னா இப்படி வந்து விக்டரி வி வி சிம்பிளோ இந்த மாதிரி சிம்பிள்ஸோ ஒரு கிராஃபிக்ஸோ அந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் உங்கள் தமிழ்நெல்ஸில் ஆட் பண்ணிக்கிங்க இன்னும் தமிழ்நெல் சம்மந்தமான இன்னும் வந்து கண்டினியூஸான வீடியோக்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் போகிறேன் இது மாதிரி யூடியூப்புடைய க்ரோத்துக்கு உண்டான டுட்டோரியல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்